உங்கள் ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன சேலஞ்ச் வச்சுருக்கோம்னா நண்டு நண்டு கறி அந்த ரைஸ் வச்சுருக்கோம் ரெண்டு சேர்த்து ரெண்டு கிலோ நண்டு சாப்பிட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அது யார் யார் சொன்னாங்கிறத லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் ஓகே டைம் ரன் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறேன் பண்ணிட்டேன் இந்த வீடியோ வந்து யாருக்காக பண்ணுறோன்னா ஜெகன்குமார் காலிட் கே இவருக்காக இவங்க இவங்க தான் அதிகமாக வந்து இந்த கிராப் பண்ணுங்க நண்டு பண்ணுங்க நண்டு பண்ணுங்கன்னு சொன்னாங்க மற்றவங்க எல்லா மற்றவங்க பண்ணவங்க எல்லாமே நம்ம வீடியோட லாஸ்ட்டில் வந்து அவங்க கமெண்ட்ஸ் எடுத்து போடுவோம் வீடியோவில் வரும் உங்களுக்கு நான் வந்து என்ன ஒன்று சொல்லிக்கிறேன்னா நீங்கள் நண்டு சாப்பிடணும்னு விரும்புனீங்கன்னா பெரிய நண்டாக வாங்கி சாப்பிடுங்க அப்போ தான் சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சின்ன நண்டுன்னா ரசமாக வச்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் ஹாய் வணக்கம் நான் உங்கள் வசந்த் இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து ரைட் சைட் ரைட் சைட் மேல் கார்னரில் இருக்கும் அந்த நம்பர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னுடைய பேரை வீடியோவில் சொல்லுங்கள் வீடியோவில் சொல்லுங்கன்ட்டு ஸோ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்ட்டு உங்களுடைய ஜஸ்ட்டு நீங்கள் எங்களை எங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த வீடியோவை பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு வீடியோவாக ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பாக ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அங்கே இருக்க நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோவுக்கு நாங்கள் ப்ளே பண்ணி அதுக்கான கருத்துக்களை நாங்கள் சொ எங்களுடைய பதில்களை நாங்கள் அதில் அந்த வீடியோவில் சொல்கிறோம் மறக்காமல் இந்த வாட்ஸ்அப் நம்பர் போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனல் ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நன்றி டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் யா please subscribe our channel thank you so much